வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு பதிவில் பத்தாம் வகுப்பு அளவியல் சாப்டர்ல கோலத்தின் கனளவு அரைக்கோளத்தின் கனளவு எப்படி கண்டுபிடிக்கலாம் முக்கியமான கணக்குகள் என்னென்ன பார்க்கலாம் கோலத்தின் கோலத்தின் கனளவு கோலத்தின் ஆரம் ஆர் எனில் கன அளவு சமம் நாலு பை மூணு பயார் கியூப் கன அலகுகள் நம்ம புத்தகத்தில் கோலத்தின் கன அளவு ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு செயல் விளக்கம் கொடுத்துருக்காங்க சமமான ஆரத்தையும் உயரத்தையும் கொண்ட இரு நேர்விட்ட கூம்புகளையும் அக்கூம்புகளின் உயரத்துக்கு சமமான விட்டம் கொண்ட ஒரு கோலத்தையும் எடுத்துக்கிட்டாங்க நல்லா கவனிங்க சமமான ஆரமும் உயரமும் கொண்ட ரெண்டு கூம்புகள் இந்த கூம்போட உயரத்துக்கு சமமான விட்டம் கொண்ட ஒரு கோலம் இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டாங்க வலப்பக்கத்தில் இருக்கிற ரெண்டு கூம்புகள் உள்ள பொருட்களை நம்ம கோலத்தில் நிரப்பும் போது சரியாக இடப்பக்கத்தில் உள்ள கோலத்தினுள் அடைபடுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த செயல் வழக்கத்தில் இருந்து கோலத்தின் கன அளவு சமம் இரண்டு பெருக்கல் கூம்பின் கன அளவு இங்கே நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது கோலம் கூம்பு ரெண்டோட விட்டங்களும் எதுக்கு சமம் கூம்பின் உயரத்துக்கு சமம் ஸோ ரெண்டு பெருக்கல் கூம்பின் கனளவுக்கு ஃபார்முலா ஒன் பை த்ரீ பயா ஸ்கொயர் ஹெச் கூம்பின் உயரம் கோலம் மற்றும் கூம்பின் விட்டத்துக்கு சமம் நம்மளுக்கு ஆரம் ஆர் அப்படின்னா விட்டம் ரெண்டு பெருக்கல் ஆரம்னு தெரியும் ரெண்டு பெருக்கல் ஒன்று பை மூணு ரெண்டு பை மூணு பயார் ஸ்கொயர் இந்த உயரத்துக்கு பதிலாக நம்ம ரெண்டு ஆரம் பிரதியிடலாம் ரெண்டு பெருக்கல் ஆரம் ரெண்டு பெருக்கல் ஒன்று பை மூணு ரெண்டு பை மூணு பயார் ஸ்கொயர் கூம்பின் உயரம் கோலம் மற்றும் கூம்பின் விட்டத்துக்கு சமம் விட்டம்ங்கிறது இரண்டு பெருக்கல் ஆரம் ஸோ ஹெச் சமம் டூ ஆர் ரெண்டு பெருக்கல் ரெண்டு நாலு பை மூணு பை ஆர் ஸ்கொயர் பெருக்கல் ஆர் ஆர் கியூப் கன அழகுகள் கோலத்தின் கன அளவு சமம் நாலு பை மூணு பை ஆர் கியூப் கன அழகுகள் அரைக்கோளத்தின் கன அளவு அரைக்கோளத்தின் ஆரம் ஆர் என்க அரைக்கோளத்தின் ஆரம் ஆர் அரைக்கோளத்தின் கனளவு சமம் கோலத்தின் கனளவில் பாதி கோலத்தின் கனளவு நாலு பை மூணு பையார் கியூப் நாலு பை மூணு பையார் கியூப்ல பாதி இரண்டு பை மூணு பையார் கியூப் கன அலகுகள் கோலத்தின் கனளவு நாலு பை மூணு பையார் கியூப் அரைக்கோளத்தின் கனளவு நாலில் பாதி ரெண்டு ரெண்டு பை மூணு பையார் கியூப் ஈஸியாக நம்ம ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கலாம் செவன்த் சம் முக்கியமான டூ மார்க் சம் இரு கோலங்களின் ஆரங்களின் விகிதம் நான்கு இஸ்டு ஏழு எனில் கன அளவுகளின் விகிதம் காண்க ஆரங்களின் விகிதம் கொடுத்துருக்காங்க R one is to R two நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது கன அளவுகளின் விகிதம் கன அளவுகளின் விகிதம் சமம் V one is to V two V one by V two formula four by three pi R one cube by four by three pi R two cube common டேர்மை கேன்சல் பண்ணிடலாம் four by three pi cancel ஆயிரும் ஆர் ஒன் நாலு ஆர் டூ ஏழு ஆர் ஒன் கியூப் அப்படிங்கிறதுனால மூன்று தடவை நான்கு எழுதணும் நானாங்கு பதினாறு பதினாறு நான்கு அறுபத்தி நான்கு ஏழில் நாற்பத்தொம்பது நாற்பத்தொம்பது பெருக்கல் ஏழு முந்நூற்றி நாற்பத்தி மூணு கன அளவுகளின் விகிதம் அறுபத்தி நான்கு இஸ்ட் முந்நூற்றி நாற்பத்தி மூணு ஈஸியான முக்கியமான டூ மார்க்ஸம் எய்த்து சம் ஒரு திண்ம கோலம் மற்றும் திண்ம அரைக்கோளத்தின் மொத்த பரப்பு சமமானதாக இருக்குமானால் அவற்றின் கன அளவுகளின் விகிதம் மூணு ரூட் மூணு இஸ்ட் நாலு என நிரூபி கவனிங்க என்ன கொடுத்துருக்காங்க திண்ம கோலம் திண்ம அரைக்கோளத்தின் மொத்தப்பரப்பு சமம் திண்ம கோலத்தின் மொத்தப்பரப்பு சமம் திண்ம அரைக்கோளத்தின் மொத்தப்பரப்பு நம்ம முந்தைய பதிவுகளில் படித்த சூத்திரத்தை நீங்கள் ஒன் நினைவுபடுத்தி பாருங்கள் கோலத்தின் மொத்தப்பரப்புக்கு formula four pi R square அரைக்கோளத்தின் மொத்த பரப்புக்கு formula three pi R square நம்ம ஆரங்களை வித்தியாசப்படுத்தணும் அப்படிங்கிறக்காக கோலத்தோட ஆரத்தை கேபிட்டல் ஆர்னும் அரைக்கோளத்தோட ஆரத்தை ஸ்மால் ஆர்னும் எடுத்துக்கலாம் கவனிங்க வலது பக்கத்துலேயும் இடது பக்கத்தில் இருக்கிற எண்களையும் நம்ம அப்படியே டைரக்டாக வகுக்கலாம் பை பை கேன்சல் ஆயிரும் இந்த நாளை நம்ம வலது பக்கத்துக்கு மாற்றலாம் ஆர் ஸ்கொயர் சமம் மூணு பை நாலு ஆர் ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஆர் ஸோ ஆர் சமம் ரூட் மூணு பை நாலின் வர்க்கமூலம் ரெண்டு ஆர் ஸ்கொயருக்கு வர்க்கமூலம் எடுத்தால் ஆர் கவனிங்க கன அளவுகளின் விகிதம் நம்ம கண்டுபிடிக்கணும் so V one is to V two சமம் கோலத்தோட கன அளவு நாலு பை மூணு பையார் கியூப் அரைக்கோளத்தோட கன அளவு ரெண்டு பை மூணு பையார் கியூப் கோலத்தின் ஆரத்தை கேபிட்டல் ஆர் அரைக்கோளத்தின் ஆரத்தை ஸ்மால் ஆர்னு நம்ம எடுத்திருக்கோம் நாலு பை மூணு பை இந்த ஆறுக்கு பதிலாக ரூட் மூணு பை ரெண்டு ஆர் நம்ம பிரதிக்கிட்டுக்கலாம் ஹோல் கியூப் இஸ் ரெண்டு பை மூணு பை ஆர் கியூப் கவனிங்க இதில் காமன் டேர்மை நம்ம கேன்சல் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு இந்த மூணு மூணு கேன்சல் ஆயிரும் பை பை கேன்சல் பண்ணிடலாம் அடுத்த ஸ்டெப் நாலு பெருக்கல் ரூட் மூணுக்கு நம்ம கியூப் கண்டுபிடிக்கணும் ரூட் மூணை நம்ம மூணு தடவை பெருக்கணும் ரூட் மூணு பெருக்கல் ரூட் மூணு பெருக்கல் ரூட் மூணு ரூட் மூணு பெருக்கல் ரூட் மூணு ரூட் ஒன்பது ஒன்பதின் வர்க்க மூலம் மூணு மூணு ரூட் மூணு ரெண்டின் கணம் ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு நாலு பெருக்கள் ரூட் மூணின் கணம் மூணு ரூட் மூணு ரூட் மூணை மூணு தடவை பெருக்கி பாருங்க ரெண்டின் கணம் எட்டு ஆர் கியூப் இஸ்ட் ரெண்டு ஆர் கியூப் இதில் இருக்கிற காமன் டேர்ம்ஸ் என்ன இந்த நாலையும் எட்டையும் கேன்சல் பண்ணால் ரெண்டு இந்த R cube R cube cancel ஆயிரும் மீதி மூணு ரூட் மூணு பை ரெண்டு இஸ்ட் ரெண்டு இந்த பகுதியில் இருக்கிற ரெண்டை நம்ம கேன்சல் பண்ணுறக்காக இரண்டால் பெருக்குனாலும் சரி இந்த ரெண்டை இந்த எண் கூட பெருக்கிக்கிங்க ரெண்டு ரெண்டு நாலு மூணு ரூட் மூணு இஸ்ட் நாலு கன அளவுகளின் விகிதம் மூணு ரூட் மூணு இஸ்ட் நாலு நம்ம நிரூபிச்சாச்சு விகிதங்களை பின்ன வடிவில் எழுதி நம்ம தீர்வு கண்டுபிடிக்கலாம் பின்ன வடிவில் எழுதுறதை விட இந்த மாடல் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வடிவில் எழுதாமல் இந்த மாடலை நீங்கள் போட்டு பாருங்கள் கணக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி இருபத்தி ஒன்று ஒரு திண்ம அரைக்கோளத்தின் கன அளவு இருபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி ஆறு கன சென்டிமீட்டர் மூன்றில் இரண்டு பங்கு கன அளவுள்ள மற்றோர் அரைக்கோளம் இதிலிருந்து செதுக்கப்படுமானால் புதிய அரைக்கோளத்தின் ஆரம் என்ன கணக்கை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை படித்து பார்த்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும் திண்ம அரைக்கோளத்தின் கன அளவு கொடுத்துருக்காங்க அடுத்தது மூன்றில் இரண்டு பங்கு கன அளவுள்ள மற்றொரு அரைக்கோளம் இதிலிருந்து செதுக்கப்படுமானால் புதிய அரைக்கோளத்தின் ஆரம் என்ன கவனிங்க புதிய அரைக்கோளத்தின் கன அளவு சமம் மூன்றில் இரண்டு பங்கு கன அளவுள்ள அப்போது ரெண்டு பை மூணு பெருக்கல் முந்தைய அரைக்கோளத்தின் கன அளவு முந்தைய அரைக்கோளத்திலிருந்து ஒரு புதிய அரைக்கோளத்தை உருவாக்கப்படுது அப்போ அந்த புதி புதிய அரைக்கோளத்தின் கன அளவு சமம் மூன்றில் இரண்டு பங்குனா ரெண்டு பை மூணு பெருக்கல் முந்தைய அரைக்கோளத்தின் கனளவு முந்தைய அரைக்கோளத்தின் கனளவு என்ன இருபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி ஆறு இந்த மூணையும் இருபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி ஆறையும் கேன்சல் பண்ணால் ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி ரெண்டு ரெண்டு பெருக்கல் ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி ரெண்டு பத்தொன்பதாயிரத்தி நானூற்றி நான்கு கன சென்டிமீட்டர் இது புதிய அரைக்கோளத்தின் கனளவு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது புதிய அரைக்கோளத்தின் ஆரம் அரைக்கோளத்தின் கனளவுக்கு ஃபார்முலா ரெண்டு பை மூணு பையார் கியூப் சமம் பத்தொன்பதாயிரத்தி நானூற்றி நாலு பையோட மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கல் ஆர் கியூப் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஆர் கியூப் மற்ற எண்களை வலது பக்கத்துக்கு மாற்றலாம் ஆர் ஆர் கியூப் சமம் பத்தொன்பதாயிரத்தி நானூற்றி நாலு பின்னங்கள் வலது பக்கத்துக்கு மாறும்போது அதோட தலைகீழியால் நம்ம பெருக்கணும் ரெண்டு பை மூணோட தலைகீழி மூணு பை ரெண்டு பெருக்கள் இருபத்தி ரெண்டு பை ஏழோட தலைகிலி ஏழு பை இருபத்தி ரெண்டு பகா காரணிகளை பயன்படுத்தி நம்ம கணம் மூலம் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் பத்தொன்பதாயிரத்தி நானூற்றி நாலு பகா காரணிப்படுத்தலாம் ஃபஸ்ட்டு ரெண்டாம் வாய்ப்பாடு ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி ரெண்டு மறுபடியும் ரெண்டால் வகுத்தா நாலாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்று நாலாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்று ஒற்றை எண் ஸோ நம்ம மூணாம் வாய்ப்பாடு ட்ரை பண்ணலாம் மூணால் வகுத்தா ஆயிரத்தி அறநூற்றி பதினேழு மறுபடியும் மூணால் வகுக்கும்போது ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது இங்கே மூணால் வகுபடாது ஸோ அடுத்தது ஏழா வாய்ப்பாடு எழுபத்தி ஏழு எழுபதனொன்று எழுபத்தி ஏழு பகா காரணிகள் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு மூணு ஏழு வாய்ப்பாடு தரவாக இருந்தால் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் பகா காரணிகளை நம்ம பத்தொன்பதாயிரத்தி நானூற்றி நாலுக்கு பதிலாக நம்ம எழுதலாம் கவனிங்க இங்கே இந்த ரெண்டும் ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு இந்த ரெண்டையும் இருபத்தி ரெண்டையும் கேன்சல் பண்ணால் பதினொன்று பதினொன்றும் பதினொன்றும் கேன்சல் ஆயிரும் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது கனமூலம் சமம் மூணு பெருக்கல் மூணு பெருக்கல் இங்கிருக்கிற இருக்கிற மூணு ஏழு பெருக்கல் ஏழு பெருக்கல் ஏழு ரெண்டு எண்களுமே மூணு தடவை வந்திருக்கு கனமூலம் கண்டுபிடிக்கும் போது மூணு பெருக்கல் ஏழு இருபத்தி ஒன்று புதிய அரைக்கோளத்தின் ஆரம் சமம் இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் கணக்கை படித்து பார்த்து நம்ம என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா தீர்வு கண்டுபிடிக்கிறது ஈஸி இன்னைக்கு பதிவில் பார்த்த மூணு கணக்குமே தேர்வில் கேட்கக்கூடிய கணக்குகள் தான் கணக்கை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்